இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்மளோட என்னடா இது நாட இது தொட்ட இது வருது தைவான் சர்வர்த்த மக்களே அப்படியே இந்த பக்கம் டாப் அப் ஈவெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்தேன் வந்து பார்த்தா எழுநூறு டைமண்டுக்கு இதை தரான் இது நூறு டைமண்டுக்கு தரான் ரெண்டு டப்பா எழுநூறு டைமண்டு இது வாங்குறதுக்கு நான் இருக்கிறதே வச்சு நான் போயிடுவேன் ஓகே தைவான் சர்வர் டாப்அப் முடிஞ்சிருச்சு அடுத்து இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வியட்நாம் சர்வர் தான் வியட்நாம் சர்வரோட டாப்அப் இவன்ட்டு பார்த்துடலாமா எங்கள் அடே பித்தலாட்டத்தின் உச்சக்கட்டத்தை நெருங்கிட்டீங்களா நீங்கள் இல்லைடா இது தொண்ணூற்றொம்பது டைமண்டுக்கு டைரெக்டாக பார்த்து கொடுத்துட்றீங்க அது மட்டும் இல்லாத முந்நூறுவாய்க்கு டாப்அப் முந்நூறு டைமண்டுக்கு டாப்அப் பண்ணால் ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறீங்க எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஏடா கண்ணிலே காட்ட மாட்டேன்றீங்க டாப் அப் பண்ணுறது வந்து நம்ம சிங்கப்பூர் சர்ச்சு என்ன யூரோப் சர்வரில் ஏதோ இது ஃபயர் டோக்கன் அது கொடுக்குறாங்க ஒரு அறுநூறு டைமண்டுக்கு டாப் அப் பண்ணால் அடுத்து ஒரு தொண்ணூற்றொம்பது டைமண்டுக்கு டாப் அப் பண்ணினால் தங்களுக்கு ஒன் எயிட் ஸ்கின் கொடுக்கப்படுகிறது